தள்ளி தள்ளி விட்டாங்க தெரியும் யார் சாமி ஒரு பேட்டி இருக்கா நேற்று நிறையா இருக்குன்னு வச்சுட்டாங்கடா சீக்கிரம் முடிக்கிறேன்னு வேலை விட்டு ஏய் சட்டைக்கு வருதுடா எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது யாரா வரே இல்லை இன்னும் வச்சு வெறியும் சூப்பராக இருக்கும் ஒரு சுத்தம்